கிணவுல வந்து உங்களை வந்து நாய் கடிச்சிச்சுன்னா உங்க வீட்டுல மாந்திரிக நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம் கனவு நாய் கடிச்சுன்னா உங்களுக்கு பெட்டரா வேற கனவு வரலன்னு அர்த்தம் ரெண்டாவது கருவண்டு உங்க வீட்டுக்குள்ளே பூந்து உங்க வீட்டையே சுற்றி வந்தால் உங்க வீட்டுல இருக்கிற யாரோ பெரிய தலைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் கருவண்டு வீட்டை சுத்தி வருதுன்னா அது கூடு கட்ட வருதுன்னு அர்த்தம் இப்படி நாக்குள்ள கமெண்ட்ல சொன்னாங்க மூணாவது சாவு கண்டா சகல செல்வத்தையும் காணலாம் ஏ நித்து நித்து இதுக்கு சம்மந்தமே ஒரு டவுட் இருந்துச்சு அதெல்லாம் நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா அதே வந்து அத்தி அத்திமரத்திலேயோ ஆலமரத்திலேயோ ஆணி எடுக்கிறது கண்டால் வீட்டுல இருந்து உயிரை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் அத்தி மரத்திலையும் ஆலமரத்திலையும் ஆணி அடிக்கிறாங்கன்னா அந்த ஆணி தேவையில்லாத ஆணின்னு அர்த்தம் நாலாவது நம்ம வளைக்கிற அஞ்சுள்ள ஜீவன் ஆறுள்ள ஜீவன் பசுமாடு வாசப்படல தலை வச்சு சாவும் உங்க வீட்டுல ஏதாவது வாசகரில் தலை வச்சு நாய் செத்து இருக்க மாதிரி நாய் வந்து ஒருத்தர் பாத்ரூமில் செத்துக்காச்சு யாரும் மருந்து வச்சாங்க யாரும் தெரியல நம்மளுக்கு செய்வனை செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டு கால் நாலு கால் ஜீவன் நாய் சாவும் கோழி சாவும் புறா நம்ம வளர்த்தோம்னா புறா நம்மளை விட்டு விட்டு எல்லாமே பறந்து போயிடும் இதுதான் உண்மை நாயோ மாடோ சாகுதுன்னா அதுக்கு விதின்னு அர்த்தம் அப்படின்ட்டு கமெண்ட்ல நோக்கி சொன்னாங்க நம்மளுக்கு மாந்திரிக செஞ்சாங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன் இதுதான் உண்மை நம்ம வீட்டில் வளர்க்குறத நம்மளுக்கு முன்னாடி உயிரை கொடுத்துரும் என் எஜமானம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி நம்ம உயிரை எடுத்துரும் மக்கள் இதுதான் சத்தியம் நான் தண்ணி குச்சி ஒரு வாரம் ஆகுது சத்தியம் நான் சாப்பிட்டு பல மாதம் ஆகுது சத்தியம் சவுனரைக்கு நம்ம அத்தை சீனிங் பண்ணலாம் அடுத்தது என்னன்னா நம்ம தலைவிக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐ மீன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி வாழ்த்து எந்த மாதிரி அட்வைஸு அப்படின்னு மட்டும் பார்த்தேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க தள்ளி விட்டு போயிடாதீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு போயிடாதீங்க இது ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மூஞ்ச பார்த்தாலே சீவனை வச்ச மாதிரி தான் இருக்குது செம்ம லூஸு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இதுதான் குரலை வித்தியா அப்படின்னு ஒருத்தர் யாரும் பயப்பட வேண்டாம் பொய் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க இன்னொரு என்னன்னா இப்படி பேசி மக்களை நம்ப வச்சு பணம் வாங்க வேண்டியது ஐயோயோ நம்ம மக்களுக்கு வாயில் கை வச்சா தெரிய தெரியாது இன்னொன்று வேற லெவலுங்க எனக்கு என்னமோ உன் நெட்டியை பார்க்கும்போது நீ சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து சாக போகிறேன்னு தோணுது ஜோசியம் வேற இல்லை உங்களை மாதிரி யாரையும் பார்க்காம இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற விஷயத்தை விட நீங்கள் சொல் சொல்லுகிற விதம் பார்த்தா தான் பயமாக இருக்கு அதான் இவங்க சொல்கிறத கேட்டு பயமில்லை இவங்க பார்த்தா தான் பயமாக இருக்கு இருக்கிறதுல ஹைலைட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா பயம் பயம் நம்முடைய பயம் மற்றவர்களுக்கு வியாபாரம் தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா இது யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பயத்தை அவங்க வியாபாரமாக யூஸ் பண்ணிடுறாங்க ஐ மீ மணியாட் இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா பட்ட பூ ஏதோ ஒரு வேறு ஏதோ லாங்குவேஜ் உங்களுக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் அதை படிச்சுங்க அக்காண்ணா டிஃப்ரெண்ட்டாக போட்டு அக்காண்ணா ஏதாவது வேலைக்கு போங்க எத்தனை நாளைக்கு தான் கையை தச்சு கையை கட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருக்காங்க ஏன் தெரியுமா பட்டு அது மாதிரி நாங்கள் மதிக்கிறோம் பட் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை மதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறேன் அடுத்தது இது கடவுள் சரி இதையெல்லாம் நம் நம்ப நீங்கள் முட்டாள்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்க நீங்கள் முட்டாதுன்னு அர்த்தம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க அப்புறம் நூறு பெரியார் வந்தாலும் கஷ்டம் எனக்கு பெரியார் வேறு மாதிரி எனக்கு எப்போ சாவு அட பாவிங்களா உனக்கு எப்போ சாவு அப்படின்னு ஒருத்தர் நல்ல வார்த்தையை கேட்டிருக்காரு பிரச்சனை பட் ஆனால் தப்பு தான் அப்பி எட்டல் என்ன செலவு அப்பி எட்டல் என்ன செலவு என் புரியலப்பா ஸோ அடுத்தது எத்தனை நான் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலமாக ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொல்லியிருக்கான் கரெக்டு அம்மா விடுங்கம்மா நேர்மையாக இருந்தால் எது வந்தாலும் சமாளிக்கலாம் தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு யாரோட தயவும் தேவையில்லை அம்மா அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு எந்த வீடியோ உண்மை சாரி இந்த வீடியோ உண்மை அப்படின்னு போட்டு காட்டல நான் தப்பாக சொன்னால் அவர் தப்பாக போடுறான்னு தெரியல செம்ம காமெடி வேறு நம்ம கொஸ்டின் அடுத்தது முட்டாள்தனம் பா பெரிய ஒரு குத்துறாருப்பா அவர் வயசு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாரு ஓகே ஏம்மா நீ வீடியோ போடாமல் இருந்தாலே நாங்கள் எல்லோரும் சேஃபாக தான் கிளம்பும் சேஃபாக தான் கிளம்புமா சேஃபாக தான் போக வந்து சரி ஓகே என்னடா இது புது பொருளியாக இருக்குது அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க உண்மை தான் அது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பிள்ளை கட்டிகிட்டே இருப்பாங்க கட்டு ஹண்ட்ரட் உண்மை நம்பினால் உஷாராக இருக்க முடியும் இது அவங்க ஆள் இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது கீழே லிங்கில் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் போய் பார்த்து கழுவி ஊற்றுறேன் பாய்